வணக்கம் என் பேர் சச்சித் ஸ்ரீராம் நான் கிரேட் த்ரீ விஆர்எஸ் குளோபல் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து கோடாட்டோவாஜி ஆர்டிஸ்ட் லேபில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் பேர் ஸ்பைரலி ஆஃப் த்ரீ இப்போது முதல்ல ரீநேம் கொடுத்து என் உங்களுக்கு பிடிச்ச பேரை கொடுங்க அப்புறம் சேவ் கொடுங்க இப்போ நம்ம கோடிங்கை பார்க்கலாம் முதல்ல ப்ரஷஸ்க்கு போய் செட் வித் எடுங் செட் வித் எடுங்க இங்கே எடுத்து ரெண்டாக மாற்றுங்க இப்போது மறுபடியும் ப்ரஷஸ்க்கு போய் செட் கலர் எடுங்க அதை வந்து ரெட்டாகவே எடுக்கட்டும் அப்புறம் நம்ம லூப்ஸுக்கு போங்க இப்போது for I from question mark to question mark count by question mark எடுத்து அதை வந்து for I from five to three hundred count by டூன்னு மாற்றுங்க இப்போது ஆக்ஷன்ஸ்க்கு போய் மூவ் ஃபார்வர்ட் எடுங்க அந்த மூவ் ஃபார்வர்ட் இந்த பர்பிள் கலர் கொஸ்டின் மார்க்கை எடுத்து வேரியபிள்ஸ்க்கு போய் இந்த ஜே எடுத்து ஐயா மாற்றுங்க இப்போது ஆக்ஷன்ஸ்க்கு போய் டேர்ன் ரைட் எடு எடுங்க அதை வந்து மூவ் ஃபார்வர்டுக்கு கீழே போடுங்க இப்போ அந்த டேர்ன் டேர்ன் ரைட்டை ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிஸாக மாற்றுங்க இப்போது நீங்கள் வந்து கலர் மாற்றணும்னு நினச்ச நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ்க்கு ப்ரஷஸ்க்கு போய் set color with set color color with red green blue எடுங்க இப்போ ரெட்டு வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவாக இருக்கட்டும் க்ரீன் வந்து இடை எடுத்து நம்ம வந்து வேரியபிள்ஸ்க்கு போய் j எடுத்து இதை வந்து ஐயாக மாற்றுங்க இப்போது இந்த டூ ஃபைவை எடுத்து மேத்துக்கு போய் இதை எடு இதை எடுத்து இதை வந்து ஜீரோவாக மாற்றுங்க இப்போ நம்ம கோடிங் முடிச்சாச்சு அவுட்புட்டை பார்க்கலாம் இப்போ அவுட்புட் கூட பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி